ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து நார்மல் விண்டோஸ் கர்சரை மேக் ஓஎஸ் கர்சரை மாற்றுறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லார்ஜ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கர்சஸ் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து இந்த ஃபைலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணோடனே மவுஸ் செட்டிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள் அப்படி சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு செட்டிங்ஸில் ஓப்பன் ஆகும் அடுத்தது அடிஷ்னல் மவுஸ் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோ பாயிண்டர்ஸ்ன்னு இருக்கும் அந்த பாயிண்டர்ஸ் ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் கர்சர் இருக்கும் விண்டோஸ் டிஃபால்ட் சிஸ்டம் ஸ்கீம் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா normal select help select working in background அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா கொடுத்து மாற்றணும் ஸோ உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்தால் மாற்றுங்க நான் கண்டிப்பாக நீங்கள் மாற்றணும் உங்களுக்கு மேகோஸ் கர்சர் வேணும்னா நீங்கள் அப்படி தான் மாற்றி ஆகணும் வேறு வழி இல்லை ஸோ நான் வந்து நார்மல் செலக்ட் கொடுத்துட்டேன் எது நீங்கள் மாற்றணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அப்புறமே ப்ரௌஸ் கொடுத்துருங்க ப்ரௌஸ் கொடுத்தவுடனே உங்களுக்கு லார்ஜ் ஃபைல் இருக்கும் அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நார்மல் டாட் கர்சர் இருக்கும் ஆரோ ஆரோ டாட் கர்சர்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும் இது வந்து டெய்லஸ் கர்சர் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா டெய்ல் இருக்கிற கர்சர் எனக்கு வந்து டெய்லஸ் கர்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெய்ல் இருக்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் டெய்லர்ஸ் கூட வச்சுக்கலாம் நான் டெய்லர்ஸ் வச்சுக்க போகிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்ப் செலக்ட் இருக்குது அதை கொடுத்துட்டு ப்ரௌஸ் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டாட் கர்சர் இருக்கும் ஓப்பன் கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் இன் பேக்ரவுண்டுன்னு இருக்கும் ஸோ ஒர்க்கிங் இன் பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் தேடணும் அப்படி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இந்த இடத்துல சர்ச் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பேக்ரவுண்ட் ஓப்பன் கொடுத்துக்கிறேன் அப்புறம் பிஸின்னு இருக்கும் அந்த பிஸி உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் ஓப்பன் கொடுத்துக்கோங்க அப்புறம் ப்ரிசிஷன் செலக்ட்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு ப்ளஸ் மாதிரி இருக்கிற ஒரு கர்சரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதை கொடுத்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் கர்சர் செலக்ட் இருக்கும் அதை கொடுத்துட்டு டெக்ஸ்ட் கர்சர் கொடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும் அதை ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங் டாட் கர்சர் வச்சுக்கோங்க அடுத்தது அன்அவைலபிள் அப்படின்னு ஒரு கர்சர் இருக்கும் அதை நீங்கள் இதில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா vertical resize horizontal resize diagonal resize one and two இதெல்லாமே நீங்கள் மாற்றணும் எல்லாமே நீங்கள் மாற்றின உடனே அப்ளை கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மூவ் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு வந்து மூவ் டாட் கர்சர் இருக்கும் ஓப்பன் பண்ணிட்டு ஆல்டர்னேட் செலக்ட்னு இருக்கும் அது இந்த ஃபைலில் இருக்காது ஸோ ஆல்டர்னேட் செலக்ட் முக்கியம் கிடையாது அடுத்ததுக்கு போயிடலாம் லிங்க் செலக்ட் இருக்கும் ப்ரௌஸ்ன்னு கொடுத்துட்டு லிங்க் டாட் கர்ஸை கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்துருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா லொக்கேஷன் செலக்ட் பர்சன் செலக்ட் இந்த த்ரீ இந்த மூணு கர்சஸ் மட்டும் அந்த ஃபைலில் இருக்காது ஏன்னா மேக் மேக் ஓஎஸரில் அந்த மாதிரி கர்சரே கிடையாது alternate select location select person select அப்படின்னு ஒரு கர்சரே மேக் ஓஎஸில் இல்லை அதனால தான் அந்த ஃபைலில் உங்களுக்கு இருக்காது அந்த கர்சர் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் ஆர்டபிள்யூ டிசைனர் டாட் காம் அப்படின்னு ஒரு க்ரோம் க்ரோமில் நீங்கள் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந் அந்த மாதிரி alternate select location select person select இந்த மூணுமே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் சூஸ் பண்ணி ப்ரௌஸ் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அப்ளை கொடுத்துருங்க அப்புறம் அப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் இந்த மவுஸ் கசர் மாறிடுச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு நார்மலாக இருக்கிற கசர் இது வந்து லிங்க் கசர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சைஸு வேர்டிக்கல் சைஸர் அப்புறம் ஒரிஜினல் சைஸர் அப்புறம் vertical size one and two so இப்படி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கர்சர் நீங்கள் டவுன்லோட் பண்ணுன்னா நீங்கள் வந்து நான் ஃபைல் நான் கொடுக்குற ஃபைல் வேணாம் நீங்களே டவுன்லோட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனு நான் கொடுக்குறேன் கீழே நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் கர்சரை ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பபாய்